வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பயிற்சி ஏழு புள்ளி மூணுல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம் உயரம் ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டியெடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும் ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம் உருளை உயரம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் விட்டம் ஒன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் கொண்ட திண்ம உருளையிலிருந்து அதே விட்டமும் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் இந்த கூம்பு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள பகுதியின் கன அளவு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கவனிங்க கேள்வியில் உயரமும் விட்டமும் கொடுத்துருக்காங்க உயரம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் விட்டம் ஒன்று புள்ளி நாலு விட்டத்தில் பாதி ஆரம் ஸோ ஆரம் ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீதமுள்ள திண்மம் முதல்ல வடிவங்களை பிரித்து எழுதி அதோட அளவுகளை தனித்தனியாக எழுதிக்கலாம் உருளை ஆரம் ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் உயரம் ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் கூம்புக்கும் அதே ஆரம் அதே உயரம் தான் மீதமுள்ள திண்மத்தின் கனளவு சமம் உருளையின் கனளவு மைனஸ் கூம்பின் கனளவு உருளையின் கனளவுக்கு ஃபார்முலா பயா ஸ்கொயர் ஹெச் கூம்பின் கனளவு one by three pi r square h மதிப்புகளை பிரதியிடலாம் இதில் பொதுவான உறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டுலேயுமே பை பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ரெண்டு புள்ளி நாலு காமனாக இருக்குது ஸோ காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துடலாம் கவனிங்க முதல் உறுப்பில் எல்லா உறுப்புகளுமே வெளியே வந்துருச்சு ஸோ ஒன்று அப்படின்னு போடணும் அடுத்தது இங்கே பின்னம் ஒன்றுங்கில் மூணு இருக்குது மைனஸ் ஒன்றுங்கில் மூணு முழு எண்ணையும் பின்னத்தையும் கழிக்கும் போது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாத்திர முறையை கையாளலாம் கவனிங்க இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழிக்கணும் மூணோ மூணு மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு பை மூணு கூட்டலாக இருந்தால் கூட்டிக்கிங்க பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் ரெண்டு புள்ளி நாலு மூணோன் மூணு மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு பை மூணு தசம எண்களை பார்த்து பயப்பட வேண்டாம் ஈஸியாக வகுக்கலாம் பாருங்கள் ஏழு ஏழு ஊரில் ஏழு ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அடுத்தது இருபத்தி நாலு மூணு எட்மூணு இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி எட்டு எண்களை முழு எண்களாக எடுத்து நம்ம பெருக்கலாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஏழு பெருக்கல் எட்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கினதுக்கப்புறம் தசம இலக்கங்களை கணக்கிடணும் புள்ளிக்கப்புறம் இங்கே ஒரு இலக்கம் இது ரெண்டாவது இது மூணாவது மூணு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு புள்ளி நாலு ஆறு நாலு மீதமுள்ள திண்பத்தின் கன அளவு சமம் ரெண்டு புள்ளி நாலு ஆறு நாலு சென்டிமீட்டர் கியூப் ஃபோர்த்து சம் ஒரு திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஓர் உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கனளவை காண்க படம் புத்தகத்திலேயே இருக்கு நம்ம போட வேண்டியதில்லை பாருங்க அடிப்புறம் அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் கூம்பு வடிவிலும் உள்ள ஒரு திண்மம் உள்ளில் உள்ள நீரில் மூழ்குமாறு வைக்கப்படும் போது உள்ள திண்மத்தை வச்சா என்னாகும் தண்ணி வெளியே வரும் அந்த வெளியேறும் நீரின் கன அளவை காண்க கீழே உருளையின் ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அளவுகளை எழுதிக்கலாம் கூம்பு ஆரம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அரைக்கோளம் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் ஆர்கமிடிஸ் தத்துவம் படிச்சிருப்பீங்க ஒரு திண்மம் நீரினுள் அமிழ்த்தப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவு திண்மத்தின் கன அளவுக்கு சமம் பாருங்க வெளியேறும் நீரின் கனளவு சமம் திண்மத்தின் கனளவு திண்மங்கிறது அரைக்கோளம் பிளஸ் கூம்பின் கலவை ஸோ கூம்பின் கனளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கனளவு கூம்பின் கனளவு formula one by three pi r square h அரைக்கோளத்தின் கனளவு two by three pi r cube மதிப்புகளை பிரதிகிடலாம் காமன் டேர்ம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பை பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு இங்கே கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாம் இங்கே மூணும் பன்னெண்டும் கேன்சல் ஆகும் நாமும் பன்னெண்டு மூணும் ஆறும் கேன்சல் ஆகும் இருமும் ஆறு பையோட மதிப்பை பிரதியிட்டுட்டு பொது உறுப்புகள் எழுதலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு முதல் பகுதியில் நான்கு இரண்டாவது பகுதியில் ரெண்டு ரெண்டு நாலு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் எட்டு தொகுதியில் இருக்கிற எந்த எண்களும் ஏழால் வகுப்படாதனால பெருக்கிட்டு அப்புறமா ஏழால் வகுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்று நாலு ரெண்டு எட்டு இரண்டு தசம இடத்திருத்தமாக எழுதும்போது தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்று நாலு சென்டிமீட்டர் கியூப் வெளியேறும் நீரின் கன அளவு சமம் தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்று நாலு சென்டிமீட்டர் கியூப் ஈஸியான சம் உருளையோட அளவுகள் கணக்கில் கொடுத்துருக்காங்க அது நம்மளோட கால்குலேஷன் பார்ட்டில் எங்கேயுமே வராது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கணக்கை எப்போவுமே போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே முக்கியமான ஃபைவ் மார்க் சம் தேங்க்யூ